எரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் thank you